ஆலயத்தில் வந்து அவர் எனக்கு எத்தனை நல்லவர் அவர் என் மேல் கிருபை வைத்திருக்கிறார் அவர் என்னை நினைத்திருக்கிறார் என்று சொல்லி அவரை நான் நித்தமும் பாடுவேன் என்று தாவிது சொன்ன பிரகாரமே நாமும் இந்த காலை வேளையில் ஆண்டவரை நீர் எனக்கு நல்லவராக இருந்திருக்கீங்கப்பா கடந்த நாட்களிலே சூழ்நிலைகள் வேறுபட்டு இருந்த இருந்த பொழுதிலும் நீர் என்னை நினைத்திருக்கிறீர் நீர் என்னை அன்பாகவே நடத்தி நீர் ஆண்டவர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு விசை எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி அப்பா நீர் எனக்கு நல்லவராக இருந்திருக்கிறீங்கப்பா அப்பா யூ ஆர் மோர் தென் என்னப் ஃபார் மீ ஆண்டவரே என் சூழ்நிலைகளை நீர் கர்த்தராக இருந்திருக்கிறீர் ஹalleluya you are God over my situation என் சூழ்நிலை மாறினாலும் நீரோ மாறாதவராக இருக்கிறீங்கன்னு சொல்லி நன்றி சொல்லுங்க எல்லாம் ஒரு விஷயம் அப்பாவுக்கு நன்றி சொல்லாமா யார் மறந்தாலும் அவர் மறக்கலையே யார் கைவிட்டாலும் அவர் கைவிடலையே யார் விலகினாலும் அவர் விலகலையே எத்தனை நல்லவர் இல்லையா அவருக்கு ஒரு நன்றி பலி இந்த காலை வேளை அப்பா நன்றி ஆண்டவரே என் சூழ்நிலைகளிலே நீர் தேவனா இருந்தீர் உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி சொல்லுங்க வாய்களை திறந்து ஏன்னா அவர் தான் நம்மை வாழ வைக்கிறவர் என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்மை வாழ வைக்கிறவர் அவர் தானே வழியே இல்லைனாலும் அவருக்கு ஆயிரம் வழிகள் உண்டு இல்லையா அந்த நல்ல தகப்பனுக்கு நல்ல அப்பாவுக்கு நன்றியை நம்ம வாயை திறந்து ஏறெடுக்க போகிறோம் ஹாலலூயா ஒரு மனுஷன் நமக்கு ஒரு சின்ன உதவி செய்தாலே ஆயிரம் முறை நம்ம தேங்க்யூ சொல்றோம் ஆனால் நம்ம சூழ்நிலைகளில் யாரும் உதவி செய்ய முடியாத வேலையில அவர் மாத்திரம்தானே வந்தார் அவர் மாத்திரம்தானே சுமந்தார் அவர் மாத்திரம்தானே ஏந்தி கொண்டார் அவருக்கு நம்ம வாய் நிறைய நன்றி சொல்ல வேண்டாமா ஹாலூயா தேங்க்யூ ஜீசஸ் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த காலை வேளையில் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீர் எங்களுக்கு நல்லவராக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே எங்கள் மேல் வைத்த கிருவை பெரியது உடைய இரக்கங்கள் பெரியது உடைய தயவு பெரியது ஆண்டவரே நீர் எங்கள் மேல உடைய கண்களை வைத்து ஆண்டவரே நீர் நடத்தி வருகிறீரே உமக்கு நன்றி நன்றி நன்றி இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உங்க சன்னிதானத்துல உங்க ஆலயத்துல ஆண்டவரே நாங்கள் வந்து உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க எங்களோடு கூட பேசுங்க உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை ஆண்டவருக்கு உகந்த ஆராதனையா இருக்கட்டும் தேவன் பிரியப்படுகிற ஒரு ஆராதனையா இருக்கட்டும் தகப்பன் பிரியப்படுகிற ஒரு ஆராதனையா இருக்கட்டும் எங்களை விட்டு கொடுத்து ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா even as we worship let there be deliverance of Father God let the anointing break every yoke of Father God. ஆண்டவரே நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் உடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீர் ஆக ஆண்டவரே அப்பா உங்க அபிஷேகம் எங்களை ஆண்டவரே பலப்படுத்தட்டும் எங்கள் உள்ளான மனுஷன் பலப்படுத்தும் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா ஆராதிக்கும் பொழுதே ஆறுதல் எங்களை நிரப்பட்டும் ஆராதிக்கும் பொழுதே சுகம் உண்டாகட்டும் ஆராதிக்கும் பொழுதே பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே ஆராதிக்கும் பொழுதே கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா நீர் ஆவியான தேவனாய் இருக்கிறீர் மயாவியோடும் உண்மையோடும் விடுதலையோடும் ஆராதிக்க எங்களுக்கு கிருப தாங்கப்பா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க உங்க வார்த்தை எங்க உள்ளான மனுஷனை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய உடைய வார்த்தை எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தட்டும் ஆண்டவரே அப்போ ஆராதிக்க வே வேளையில் ஆண்டவரே இந்த முழு ஆராதனையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி ஆண்டவர் இங்கிருந்து ஒருவரும் வந்த வண்ணமாய் அல்ல தேவ தொடுதலை பெற்றவர்களாய் தேவ ஆவியானவருடைய இடை இடைப்பாடுகளை ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை பெற்றவர்களாய் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு நிறைவாய் நாங்கள் கடந்து போகட்டும் சுவாமி எங்களோடு கூட இருங்கப்பா இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாரும் எழுமை நின்று கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம் பாடல்கள் பாடும்பொழுது நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து ஆராதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஆராதிக்கிறாங்களா it doesn't matter to me கர்த்தரை நான் என்னை விட்டு கொடுத்து ஆராதிக்க கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் நம்ம விட்டு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கலாம் தாவிது சொல்லுகிறார் எனக்கு நீ இத்தனை உபக உபகாரங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே அதற்கு நான் என்னத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் அப்ப நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் ஜனங்களே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் ஜனங்களை எல்லாரும் அவரை போற்றுங்கள் அவர் மே அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது அவருடைய தயவு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது ஹாலலூயா அதை நினைத்து அப்பா இத்தனை உபகாரங்கள் என் வாழ்க்கையில நீங்க செஞ்சுருக்கீங்களா ஆண்டவரே நான் அதற்கு ஈடா என்ன செலுத்த முடியும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உண்மை நான் ஆண்டவரே தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி நம்மை விட்டு கொடுத்து தொழுது கொள்ளுவோம் ஆண்டவர் அப்படிதானே செய்தார் அவர் செய்தாரே புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம் புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம் எல்லாரும் சேர்ந்து துறையில்லையே துறையில்லையே என் கத்து குறையில்லையே குறையில்லையே என் கத்தர் என் மெய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே என் கத்தர் என் மெய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கத்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இல்லையே எல்லாரும் சொல்வீங்களா ஓ வாய்களை திறந்து எல்லா குறைவையும் கத்தர் மாற்றுவாரே குறை இல்லையே குறை இல்லையே நம் கத்தர் மேய்ப்பர் குறை இல்லையே குறை இல்லையே எல்லாரும் வாய்களை திறந்து சந்தோஷமாய் குறைவின் மத்தியிலும் பாடுங்க ஆண்டவர் குறைவை நீக்கி போடுவார் ஆலேலூயா சந்தோஷம் சந்தோஷமாய் பாடுங்க ஓ ஆண்டவரை சந்தோஷமாய் ஆராதிக்கலாம் அவர் நல்லவர் நம் நடுவிலே பெரியவர் உள்ளுள்ள இடங்கள் இடங்களிலே இடங்களிலே அவர் செய்வார் நடத்துவார் அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே நடத்துகிறார் அமர்ந்த தண்ணீர்கள் அணுவினிலே அணுதினம் நடத்துகிறார் குறையில்லையே எல்லாரும் ஓ எல்லாரும் வாய்களை திறந்து குறையில்லை ஆண்டவர் என்னை நிறைவாய் நடத்துவார் குறையில்லையே சந்தோஷமா நாம் கத்து என்னோடு இருப்பதால் என்ன சூழ்நிலை ஆனாலும் அவர் என்னை விட்டு விலக மாட்டார் தகப்பன் என்னோடு இருப்பது தடுமாற்றம் எனக்கு இல்லையே குறைவில்லையே குறைவில்லையே குறைவில்லையே என் கத்தர் என்னைப்ப குறையில்லையே சந்தோஷமாய் ஓ குறைவில்லை அவர் என்னோடு கூட இருக்கிறதுனால குறைவில்லை குறைவில்லையே என் கத்தர் என்னைப்ப குறைவில்லையே குறைவில்லையே குறைவில்லையே குறைவில்லையே சத்தமா பாடுறீங்களா ஒருவேளை குறைவின் மத்தியில இருக்கலாம் ஆனா பாடும் பொழுதே கத்தர் குறைவை நிறைவாய் மாற்றுவார் கத்தர் என் குறையில்லையே குறையில்லையே என் கத்தர் என் மெய்ப்பர் நீதி நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார் அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார் எதிர்ப்பின் மத்தியில் நம்ம இதை பாடணும் விசுவாசமாக கிறிஸ்துவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை ஹாலலூயா என் சூழ் சூழ்நிலைகளை பார்த்து தான் நான் கர்த்தரை ஆராதிப்பேன் என்று சொன்னால் நம்ம அநேகர் ஆராதிக்கவே முடியாதுங்க ஏன்னா கண்ணீரின் மத்தியில் இழப்பின் மத்தியில் சோர்வின் மத்தியில் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில் கூட நம்ம இருக்கலாம் ஆனால் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் ஆண்டவரே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் எனக்கு தடுமாற்றம் இல்லை நான் நிச்சயமாக இதை கடந்து செல்லுவேன் இந்த சூழ்நிலை என்னை கடந்து செல்லும் நானும் இந்த சூழ்நிலையை கடந்து செல்லுவேன் ஏனென்றால் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் அவர் எனக்கு தேவனாய் இருக்கிறார் ஹாலலூயா எனக்கு மாத்திரம் இல்லை என் சூழ்நிலையின் மேலும் அவர் தேவனாய் இருக்கிறார் ஹாலலூயா நான் ஆராதிக்கிறவர் பெரியவர் நான் ஆராதிக்கிறவர் தேவாதி தேவன் அவர் என் சூழ்நிலைகளையும் அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறார் அந்த நினப்பு எப்பவுமே நமக்கு இருக்கணும் அவர் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல நான் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர் அவருக்குள்ளா எல்லாம் இருக்கிறது ஆலலுயா அவர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் என் சூழ்நிலையும் மாற்றுவார் ஆலலுயா அந்த விசுவாசத்தோடு கூட என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என்னை விட்டு கொடுத்து நான் கர்த்தரை ஆராதிப்பேன் என்று சொல்லி ஆராதிச்சு பாருங்க நீங்க போகிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றி நம்மை ஜெயம் சிறக்க வைப்பார் ஹாலலூயா praise the அப்படியே எல்லாம் கண்களை மூடி அல்லது கத்துடைய பிரசன்னத்தில் எல்லாம் அப்படியே கத்தரை ஆராதிக்க இல்லை முற்றிலுமாய் அர்ப்பணிங்க we are here to worship the Lord give thanks to the Lord அவருக்கு நன்றி சொல்ல அவரை ஆராதிக்க நம்ம எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம் ஆமீன் அலலூயா நன்றி சொல்லி அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே மை துதிக்கிறோம் என்று சொல்லி அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர் அல்லையா அவரை பார்த்தாலே ஆராதனை தானாக வந்துடும் அவருடைய பிரசனத்தை உணர்ந்தாலே ஆராதிக்காமல் இருக்க முடியாது எல்லாம் கண்ணை மூடி எல்லாம் ஜோமனுங்க அப்பா help me to Lord feel and be aware of your presence அப்பா அவங்க பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள எனக்கு கிருப தாங்கன்னு எத்தனை பேர் கேட்க போகிறீங்க ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள எனக்கு கிருப தருவீராக ராஜ் ஆண்டவரே help me to feel and be aware of your presence now now now அப்பா அட் திஸ் மொமெண்ட் ஆண்டவரே உங்கள் ஆலயத்தில் கூடி இருக்கிற இந்த நேரத்தில் தானே உண்மை உணரணும் அப்பா உண்மை உணரணும் ஆண்டவரே உண்மை உணர்ந்து ஆராதிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாய் தேவன் எழுந்தருள் கொள்ளும்படியா எத்தனை பேர் ஆண்டவரை வரவேற்கிறீங்க how many of you want to welcome the presence of God and to acknowledge the very presence of God in our midst hallelujah நம் மத்தியில் இருக்கிற தேவ பிரச்சனத்தை எத்தனை பேர் you want to acknowledge hallelujah acknowledge பண்ண அவருடைய சமூகத்தில் உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க கத்தாவே உமை துதிக்கிறோம் அப்பா we acknowledge we acknowledge you in this place we acknowledge you in our life அப்பா each and every plans that we are we want to acknowledge you we want to acknowledge you we want to acknowledge அக்னாலஜி இந்த காலை வேலை ஒரு அக்னாலஜ்மெண்ட் அப்பாவின் பிரசனத்திற்கு அலலூய் ஒரு அக்னாலஜ்மெண்ட் அலலூ அப்பா அலலூ உன் வழியை கத்தருக்கு ஒப்புவி அப்பொழுது அவர் உன் வழியை வாய்க்க பண்ணுவார் என்று வசனம் சொல்லுகிறது ஹலலூய் can be acknowledge can be acknowledge can be acknowledge ஓக்ஷா லட்டல ரகல மக்கல மாமா தேங்க்யூ லார்ட் ஆராதனை எழுமட்டும் எங்கள் தேவத்திற்கு அலலு எங்கள் இயேசு ராஜாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஆராதனை எழும்பட்டும் ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா நன்றி நன்றி நன்றி அப்பா உண்மை ஆராதிக்க கூடியிருக்கிறோம் மாண்டவர் அதை கெடுக்க நாங்கள் மறக்க மாட்டோம் நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம்னு சொல்லுங்க அப்பா நன்றி நிறைந்த இருதயத்தோடு எங்களுக்கு நன்மை செய்கிறவரை நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நோக்கி பார்க்கிறோம் அப்பா உமக்கு நன்றி சொல்ல உமை துதிக்க உமை மகிமைப்படுத்த அலலூயா oh Jesus Jesus name be glorified இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக அலலூயா தேவன் ஒரு ஆராதனின் அபிஷேகத்தை நம்ம மேல அலலூயா இன்றைக்கும் கொடுப்பாராக என் நம்ம மேல ஊற்றுவாராக ஆராதிக்கும் பொழுது கத்தற்கு பெரிய காரியத்தை செய்கிறார் வேதத்தில் அநேக இடங்களில் ஆராதிக்கும் போதே கட்டுகள் அவிழ்கிறது ஆராதிக்கும் போது அஸ்திபாரங்கள் அசைகிற அலலூயா ஒரு அலலுய மிகப்பெரிய தேவ கிரியை நடக்கும் உங்கள் ஆராதனை அலலுய அநேக காரியத்தை அசைய பண்ணும் இந்த காலை வரை நீங்கள் வந்து ஆராதிக்கும் பொழுது அநேக காரியங்களை தேவன் அசைப்பார் அநேக கட்டுகளை கத்தர் அவிழ்ப்பார் அநேக இடத்தை கத்தர் முறிப்பார் அநேக மூடி இருக்கிற காரியங்களை கத்தர் திறப்பார் எத்தனை பேர் நம்புறீங்க விசுவாசிக்கிறீங்க அலலு ஓ கீவ் யோ பெஸ்ட் வாஷ் என்னால் முடிந்த முழுமனதோடு ஆண்டவர் சொல்லும் முழுமனதோடு ஆராதனை செய்யுங்க மனதோடு இருதயத்தோடு அப்படி முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு அலலூயா அவரில் அன்பு கூறணும் அவரை அலலூயா தொழுது கொள்ளணும் இந்த காலை வேலையிலும் முழு மனதோடு வித் அலலூயா என்ன நல்ல பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு சிறப்பாய் கத்தரை நான் ஆராதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆராதித்து கத்தரை நான் மகிமைப்படுத்துவேனால லூயா தேங்க் தேங்க்யூ ஜீசஸ் அலலூயா அவருடைய நாமம் அதிசயம் ஆமீன் அலலூயா எத்தனை பேர் சொல்கிறீங்க அவர் நாமம் அதிசயம் அவர் நாமம் அதிசயமானவர் அலலூயா இஸ் நேம் இஸ் வண்டர்ஃபுல் அலலூயா his name is wonderful and he will do miracles in our life அதிசயமானவர் அற்புதங்களை என் வாழ்க்கையில் செய்கிறவருமா இருக்கிறாரு ஆமீன் அலலூயா இந்த விசுவாசம் எல்லாம் அதிசயமான நாமத்தின் மேலே வைங்க இந்த காலை வேலை அதிசயமான நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறவங்களுக்கு அற்புதங்கள் பரலோகத்திலிருந்து கட்ட விழுகப்படும் அற்புதங்கள் பரலோகத்திலிருந்து கட்டவிழ்க்கப்படும் ஓ ரிசீவ் யூ மிராக்கிள்ஸ் ஹalleluya oh you receive your miracles ஷட்டாரிந்தாரியாங்கிறது அதிசயமானவர் அற்புதம் செய்பவர் எந்த கால்களை அலலூயா வழுவாமல் காப்பவர் அலலூயா ஆண்டவர் பாருங்க எந்த அளவுக்கு அற்புதம் செய்வார் விதைக்கா இடங்களில் விளைச்சல் தருவார் அலலூயா விதைச்சு பாடுபட்டு எவ்வளோ காரியம் அப்படி பண்ணியே ஒரு விளைச்சல் வந்து அவர் பெரிய பிளெஸ்ஸிங்ன்றாங்க ஆனால் வசனம் போட்டிருக்கு விதைக்கா இடத்தில் விளைச்சலை தருவோம் எத்தனை பேருக்கு வேணும் அவன் விதைக்காத இடத்துல விளைச்சல் அலலூயா அதுதான் அதிசயம் அலலூயா தட் இஸ் கால்ட் அலலூயா மிராக்கல் அலலூயா கத்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் அந்த அதிசயமானவர் என்னோடு கூட இணைந்து நல்லா உற்சாகமாக கையை தட்டி மகிழ்ச்சியோடு கூட கத்தரை அலலூயா நாம் ஆராதிப்போம் ப்ரைஸ் அலாட் அலலூயா சந்தோஷமா நல்லா கையை தட்டி Praise the அதிசயமானவர் அற்புதம் செய்பவர் எந்த பால்களை வழுவாமல் காப்பவர் அதிசயமானவர் அற்புதம் செய்பவர் எந்த பாதைகளை சேதமின்றி காப்ப மறுபடியும் அதிசயமானவர் அற்புதம் செய்பவர் எந்த கால்களை வழுவாமல் காப்பவர் அதிசயமானவர் அற்புதம் செய்பவர் எந்த பாதைகளை சேதமின்றி காப்பவர் விதக்காயிடங்களில் விளைச்சலை தருபவர் விதக்காயிடங்களில் விளைச்சலை அறுபடை உண்டு அறுபடை உண்டு நீ கைவிடப்படுவதில்லையே சொல்லுங்களா ஓ அறுவடை உண்டு ஓ அறுவடை உண்டு நீ வெட்கப்படுவதில்லையே பாடுவோ அறுவடை உண்டு அறுவடை உண்டு சத்தமா சொல்லுங்க அறுவடை உண்டு எத்தனை பேருக்கு அதில் விசுவாசிக்கிறீங்க எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல I will have a great harvest one more time அறுவடை உண்டு அறுவடை உண்டு நீ எல்லாம் நல்லா அப்படியே கையை தட்டி அலலூயா I will reap my harvest. Hallelujah. I will reap my harvest. Oh glory. சண்டாரியாந்தரவே எனக்கு ஒரு பெரிய அறுவடையை கத்தர் வைத்திருக்கிறார் விளையச் செய்கிற தேவனாலே எனக்கு ஒரு அறுவடை உண்டு வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறிடுமே வறண்ட பாடின என் வாழ்வை வர்த்திக்க செய்பவரே பாடின என் வாழ்வை வர்த்திக்க செய்பவரே வறட்சியை காண்பதில்லையே வறட்சியை காண்பதில்லையே சொல்லுங்க எல்லாரும் வறட்சியை காண்பதில்லையே எவ்ரிவன் வறட்சியை காண்பதில்லையே அறுவடை அறுவடை உண்டு அறுவடை உண்டு நீ அறுவடை உண்டு அறுவடை உண்டு நீ அறுவடை உண்டு அறுவடை உண்டு நீ பாடுவோம் எல்லாம் நல்ல உற்சாகமா அறுவடை உண்டு வெக்கத்தில் விதைத்ததெல்லாம் ரெட்டிப்பாய் வந்திடுமே வெக்கத்தில் விதைத்ததெல்லாம் ரெட்டிப்பாய் வந்திடுமே கண்ணீர் விதைத்ததெல்லாம் விளைச்சலாய் மாறிடுமே கண்ணீர் விதைத்ததெல்லாம் விளைச்சலாய் மாறிடுமே படுவதில்லை அறுவடை உண்டு அறுவடை உண்டு நீ வெட்கப்படுவதில்லை மறுபடியும் எல்லாம் சொல்லுங்க அறுவடை உண்டு அறுவடை உண்டு நீ கைவிடப்படுவதில்லையே ஆராதிப்போம் அறுவடை உண்டு அறுவடை உண்டு நீ வெட்கப்படுவதில்லை வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் இரட்டிப்பாய் வந்திடுமே வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் இரட்டிப்பாய் வந்திடுமே கண்ணீரில் விதைத்ததெல்லாம் விளைச்சலாய் மாறிடுமே கண்ணீரில் விதைத்ததெல்லாம் விளைச்சலாய் விளைச்சலை விளைச்சலை ஆண்டு கொள்ளுவாய் நீயோ விளைச்சலை ஆண்டு சொல்லுங்க ஆண்டு கொள்ளுவேன் நான் சொல்வீங்களா விளைச்சலை ஆண்டு கொள்ளுவார் நீயோ விளைச்சலை ஆண்டு கொள்ளுவே விளைச்சலை ஆண்டு கொள்ளுவேன் ஓ விளைச்சலை ஆண்டு கொள்ளுவாய் அறுவடை உண்டு அறுவடை உண்டு நீ கைவிடப்படுவதில்லை அறுவடை உண்டு அறுவடை உண்டு நீ வெட்கம் அறுவடை அறுவடை உண்டு அறுவடை உண்டு நீ கைவிடப்படுவதில்லை அறுவடை உண்டு அறுவடை உண்டு நீ அதிசயமானவர் அற்புதம் செய்பவர் எந்த கால்களை வழுவாமல் காப்பவர் அதிசயமானவர் அற்புதம் செய்பவர் எந்த பாதைகளை சேதமின்றி காப்பவர் அதிசயமானவர் அற்புதம் செய்பவர் எந்த கால்களை வழுவாமல் காப்பவர் அதிசயமானவர் அற்புதம் செய்பவர் எந்த பாதைகளை சேதமின்றி காப்பவர் விதைக்காயிடங்களில் விளைச்சலை தருபவர் விதைக்காயிடங்களில் விளைச்சலை தருபவர் அறுவடை உண்டு அறுவடை உண்டு நீ சகமா சகலம் அறுவடை உண்டு அறுவடை எடுங்க எனக்கு ஒரு அறுவடை கத்தர் வைத்திருக்கிறா ஓ அறுவடை உண்டு அறுவடை உண்டு அறுவடை உண்டு நீ வறண்ட வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறிடுமே வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறிடுமே வாழ்வை வர்த்திக்க செய்பவரே வாடின என் வாழ்வை வர்த்திக்க செய்பவரே வறட்சியை காண்பதில்லையே வறட்சியை காண்பதில்லையே சொல்லோ வறட்சியை காண்பதில்லையே நானோ வறட்சியை காண்பதில்லையே எல்லாம் நீங்க எல்லாம் அறுவடை அறுவடை உண்டு அறுவடை உண்டு சொல்லுங்க எல்லாரும் அறுவடை உண்டு அறுவடை உண்டு நீ பாடுவோமா அறுவடை அறுவடை உண்டு அறுவடை உண்டு நீ கைவிடப்படுவதில்லை அறுவடை உண்டு அறுவடை உண்டு நீ வெட்கப்படுவதில்லையே வழி சொன்னவர் வழியுமானவர் வழியும் சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் உலகிலே ஒளியாக சொல்லுங்க வழி வழி சொன்னவர் வழியுமானவர் வழியும் சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் உலகினிலே ஒளியாக உதித்தவர் இவரு மன்னோர் போற்றும் மன்னாதி விண்ணோர் போற்றும் தேவாதி சான்றோர் போற்றும் தூயாதி தூய ராஜாதி ராஜனிவர் இயேசு ராஜாதி இவரே மன்னோர் போற்றும் விண்ணோர் போற்றும் சான்றோர் போற்றும் தூயாதி தூய ராஜாதி ராஜனிவர் இயேசு சொன்னவர் வழி சொன்னவர் வழியுமானவர் வழியும் சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் உலகினிலே ஒளியாக வழி சொன்னவர் வழியுமானவர் உண்மை வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் பாதத்தை வைத்து இவரே மன்னோர் போற்றும் விண்ணோர் போற்றும் சான்றோர் போற்றும் ராஜாதி ராஜனிவர் இயேசு ராஜாதி ராஜனிவர் மறுபடியும் இயேசு ராஜாதி ராஜனிவர் இயேசு வென்றவர் சாவை வென்றவர் வல்லவரின் ஜீவனனா சர்வ வல்லவரின் எஜமானனி சாமை வென்றவரின் கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஆராதனை பிரைஸ் பீட்டியும் சர்வ வல்லவர் நிஜமானன் அதிசயம் தானே சொல்லுங்க அதிசயத்தை ஆராதிப்போம் அதிசயம் தானே Sarba Sarva Vallabha, Sarva Vallabha, வல்லவர் தொட்டு ஹாலலு அவருக்கே கொடுக்க வேண்டிய மகிமை துதி புகழ்ச்சி கீர்த்தி ஹாலலு அவரே சிறந்தவர் அவரே ஆராதனைக்குரியவர் என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் வர்ஷிப் என்ற வார்த்தை அது ஏசு கிறிஸ்துக்கு மாத்திரம் நான் ஆமின்னு சொல்லுங்க எப்போ எத்தனை பேர் சொல்ல முடியும் worship belongs to till my last breath ஹalleluya இந்த கடைசி மூச்சு வரைக்கும் ஆராதனை எனப்படுவது என் ஏசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே எத்தனை பேர் சொல்ல முடியும் என் ஏசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே ஓ க்ளோ அப்படி எல்லாம் கண்களை மூடி கத்துடைய பிரசனத்தில் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நீ அர்ப்பணிக்கிறேன் உங்கள் சமூகத்தில் நீ ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர் சொன்னார் அலையலூயா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்னை கண்டுகொள் be still and know that I am your எத்தனை பேர் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க விரும்புகிறீங்க Oh, are you ready to wait in the presence of the Lord? Are you wait to be still in the presence of the Lord? அவருடைய பிரசன்னத்தில் அலலூயா be still in the presence of the Lord you be still in the presence of the Lord அலலூயா தேவன் வெளிப்பட்ட அதிசயம் தேவன் வெளிப்பட்ட அடையாளம் தேவன் வெளிப்பட்ட அற்புதம் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் அமர்ந்திருங்கள் நான் வெளிப்படுவேன் நீங்கள் சும்மா இருங்க நான் யுத்தம் செய்வேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் எனக்கு உண்டு அலலுய சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டில் அழகா ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கா யாவையும் செய்து முடிப்பேன் யாவையும் செய்து முடிப்பேன் அழலுயா எல்லாம் கண்களை மூடி எனக்காக யாவையும் செய்து முடித்த முடிக்க போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் சிலுவையில் செய்து முடிப்பார் என் வாழ்க்கையில் மீதம் உள்ளவைகளை அழலுயா everything is done and finished அலலூ எனக்காக யாவும் செய்து முடிக்கிற தெய்வமே உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா தேங்க்யூ ஜீசஸ் எல்லாம் அப்படியே ஆராதனை எனக்காக யாவும் அந்தவரே செய்து முடிக்கும் தேவன் எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க சொல்லாம எனக்காக எனக்காக யாவும் செய் பயமே இல்லை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே கண்ணை மொழி கையை உயர்த்தி அவருக்கு ஆறாது அப்பா எனக்காக யாரும் செய்து முடித்திருக்கிறார் நான் என் எதிர்காலத்தை குறித்து நான் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை oh everything is done and finished அந்த கிராஸ் ப்ரைஸ் நன்றி ஆண்டவரே சகலத்தையும் நேர்த்தியாய் நடத்துவீர் என்னை நேர்வழியாய் நடத்துவீர் அப்பா oh you do everything beautiful in your time Father God we worship நீ வார்த்தையாலே நீ உருவாக்கினி சகலத்தையும் நீ உருவாக்கினி உன் அப்பா உம்மால் ஆகாதது என்று ஒன்றுமில்லை தேவனால் எல்லாம் கூடும் என் கைகள் குறுகி போகவில்லை என் வாழ்க்கையில் அப்பா உனக்கே எங்கள் ஆராதனை கூடாதது என் இயேசுவால் கூடாது அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக அனுமதித்ததெல்லாம் அனுமதித்ததெல்லாம் ஸ்தோத்திரம் சொன்னவருக்காக நடத்திடும் பாதைகளும் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் எனக்காக யாவுமே செய்து முடிப்பீர் உங்க கைகள் குறுகவில்லை உம்மால் கூடாத எதுவும் வருஷம் உங்கள் கைகள் குறுகவில்லை சொல்லுங்க கைகள் உங்க கைகள் எனக்காக செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயம் சொல்லுங்க பயம் இல்லை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க எனக்காக எனக்காக யாவும் செய் பயமே இல்லை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பு நீர் இருக்க பயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கைகள் உங்க உம்மா எல்லாரும் ¡Gracias! எல்லாம் கரத்தினால் ஆகணும்னு சொல்லுங்க எவரையும் மேன்மைப்படுத்தும் கரம் எதையும் செய்து முடிக்கும் கரம் அனைத்தும் சாத்தியம் என் தேவனின் கரங்கள்ல அனைத்தும் சாத்தியம் என் தேவனின் கரங்கள்ல oh with your hand everything is possible சொல்ல முடியுமா Lord with your hand everything is possible என் கரம் தவற விட்டத என் கர் என் கரம் ஆண்டவரே முடியாமல் போனது என்று ஆண்டவரே நான் சோர்வாய் நின்ற நேரத்தில் உங்கள் கரம் அதை செய்து முடிக்கும் எத்தனை பேர் சொல்கிறீங்க என் கரம் தவற விட்டதெல்லாம் இயேசுவின் கரம் செய்து முடிக்கும் என் கரம் தோற்று போனதெல்லாம் அவர் ஜெயத்தை கொண்டு வருவார் என் கரத்தினால் முடியாதது அவர் கரத்தினால் ஆகும் அப்போ உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் ஏற எடுக்கிறோம் ஆண்டவர் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நாமே லெட் பி சீட்டட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் தலாட் யாவரும் உட்கார்ந்து கொள்ளலாம் கத்துடைய பிரசனத்தில் பிரைஸ் எல்லாம் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் எல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கிறீங்க இன்னைக்கு பிரைஸ் எல்லாம் அலலுயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அலலுயா வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வெவ்வேறு விதமாக கர்த்தர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு சீசனில் God gives a word God leads us in a different way அப்படி தானே ஒரு வேத வேதத்தில் பல தேவ மனிதர்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மோசை வாழ்க்கையில் ஃபார்ட்டி ஃபார்ட்டியாக டிவைட் பண்ணுவாங்க முதல் நாற்பது ரெண்டாவது நாற்பது அடுத்து கடைசி நாற்பது நூற்றி இருபது அது நாற்பது நாற்பது நாற்பது நாற்பது இப்போ ஒவ்வொரு சீசன்லேயுமே it speaks in a different way it leads us in a different way அரண்மனையில் இருக்கும்பொழுது கடைசி நாற்பது எப்படி இருக்குன்னு அவருக்கு க்ளூ இல்லை நம்ம லைஃப்லேயும் அப்படி தான் ஆமீன் இப்படியே போகாது வாழ்க்கை ஆமீன் சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தட்டி சொல்லுங்கள் இப்படியே போகாது வாழ்க்கை ஆமீன் ப்ரைஸ் இல்லை அடாலூயா நீங்கள் பைபிள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி பா அப்படி பார்த்தேன் every season every word every season different leading I mean வார்த்தை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் பேசுகிறார் நடத்துதலும் வித்தியாச வித்தியாசமாய் நடத்துகிறார் ப்ரொவிஷனுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறார் நல்ல லூயா ஸோ இந்த சீசனில் கத்தர் வைத்திருக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சியாக இருக்கிறேன் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க I am excited for the season சொல்லுங்களேன் I am excited for this season லூயா இந்த நாட்களில் இந்த சீசனில் எனக்கென்று ஆண்டவர் வச்சிருக்கிறத பார்ப்பதற்கும் அதை ரிசீவ் பண்ணுறதற்கும் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அல்லூயா நான் எதிர்பார்க்கிறேன் கத்தர் அதே சபையையும் குடும்பங்களையும் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ப்ரைஸ் தலாட் அலலூய நமக்கு நாளைக்கு நமக்கு அர்லி மார்னிங் ப்ரேயர் இருக்கும் அர்லி மார்னிங் ப்ரேயர் இருக்கும் ஃபைவ் oh, தேர்ட்டிக்கு நமக்கு ஜூமில் நமக்கு அர்லி மார்னிங் ப்ரேயர் நமக்கு இருக்கும் ஐந்தரைலேருந்து call forty five minutes five thirty to six fifteen join with இந்த prayer let start the week in prayer ரொம்ப நாட்களுக்கு பிறகு மறுபடியும் துவங்குகிறோம் இடையில வெவ்வேறு விதமான ப்ரேயர்ஸ் இருந்துச்சு இன்றைக்கி நாளையிலிருந்து so Monday morning start of the week prayer நாளை காலை ஐந்தரை மணிலேருந்து ஆறே கால் மணி வரைக்கும் நமக்கு இந்த வாரத்தை நம்ம ஜெபித்து துவங்குவோம் கத்த இந்த வாரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி ஜூமில் எல்லாம் இணைந்து கொள்ளுங்கள் five thirty to six fifteen நமக்கு பைபிள் ஸ்டடி மறுபடியும் நம்ம we started the Bible study ஏழரை மணிக்கு ஃப்ரைடே செவன் தேர்ட்டி நமக்கு நேரில் வைத்து ஐ மீன் நேரில் வைத்து நமக்கு ஆமாம் நேரில் வரணும் வரணும் வருவீங்களா <laughs> ஆமாம் நேரில் வந்து அல்லூயா கத்தர் அல்ல பெரிய காரியங்களை செய்வார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு சீசன்லேயுமே கத்தர் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்துலேயுமே அவ்வளோ ஆழங்களை நான் பார்க்குறேன் ஒவ்வொரு வசனத்துலேயுமே தியானிக்க வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது time of refreshment time of ரெஸ்ட்டை பற்றி லாஸ்ட் வீக் நாம் தியானம் பண்ணோம் கத்தர் அலலூயா அது நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறா கற்றுக்கொள்ள வாஞ்சிய வன்னடு ஜபம் இந்த வருஷம் எல்லோரும் ஜபத்திற்கும் இல்லையா வேதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் நான் மற்றவங்க சொல்கிறதுனால நான் போய் கற்றுப்பேன் <laughs> பரவாயில்ல போனாலும் போவேன் அதுக்கு ஐ வில் ஸ்பெண்ட் அல்லையா ஐ வில் ஸ்பெண்ட் டைம் போகிறதுக்கு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கே ஒரு வாஞ்சையை ஆண்டோட ஜாம் பண்ண அவர் உண்டாக்குவார் உங்களுக்கு உங்ககிட்ட கேட்க மாட்டேன் நான் வந்துடுங்க நான் அங்கே ப்ரே பண்ணிக்கிறேன் அவர் கம்யூனிகேட் பண்ணுவார் உங்களுக்கு ஆமே நல்ல லூயா ஸோ பைபிள் ஸ்டடி நிரம்பி வழிகிறதை நான் பார்க்க வேண்டும் அதனால் I pray to you God will make you come ஆமே நல்ல லூயா உங்ககிட்ட நிறைய சொல்லி சொல்லி நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் ஸோ அதனால் பைபிள் ஸ்டடி நிரம்பி வழிய வேண்டும் ஆமே நல்ல லூயா கத்தர் அவிதமாய் கிரியை செய்வார் என்று நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் நமக்கு மெயினாக வாட் வந்து பிப்ரவரி லெவன்த் சில பேர் பேர் கொடுத்துருக்குறீங்க வாட்டர் பேப்டிசத்தை குறித்து பேசலாம்னு நேரம் இல்லை இன்றைக்கி பாருங்கள் ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது வரும் நாட்களில் பேசுகிறேன் ஞானஸ்தானம் என்பது சடங்களில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கும் ஒரு கட்டளையே ஆமீன் அது ஏசு கிறிஸ்துவே செஞ்சார் அதில் குழப்பமே வேணாம் குழப்பம் இருந்தால் நீங்கள் தனியாக என்கிட்ட வந்து பேசுங்க if you have doubt about water baptism என்கிட்ட பேசுங்க நான் குழந்தையிலே எடுத்துட்டேன் பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா பைபிளில் அந்த வசனத்தோடு வந்து என்னோடு கூட பேசுங்க குழந்தையில் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க பைபிளில் அப்படின்னு ஐ மீன் ப்ரைஸ் ஓகேங்களா ஓகே ஸோ அதனால் வாட்டர் பேப்டிசம் என்னாலே ஞானஸ்தானம் என்னாலே டு இம்மர்ஸ் இன் பேப்டிசம் என்ன தாங்க to immerse in to I mean மூழ்குதல் மூழ்குதல் ஆமீன் அழகு அதனால் ஒருவேளை நம்ம சபையில் யாருன்னா வாட்டர் பேப்டிசம் எடுக்கலைன்னா டவுட்டாக இருந்தால் பேசுங்க இல்லைனா டவுட் இல்லை எடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா உடனடியாக பேர் கொடுங்க பேர் கொடுங்க ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்ற அனைவரும் உடனடியாக எடுக்க வேண்டியது ஞானஸ்தானம் அன் உடனே கேட்குறாரு பிலிப்பு வந்து என்ன பண்ணுறாரு இந்த மந்திரிக்கு வந்து சூஷன் சொன்ன உடனே உடனே ரட்சிக்கப்படுற ஆமாம் அவர் தான் உடனே ரட்சிப்பு வந்துருச்சு நான் ஞானஸ்தானம் இப்போவே எடுக்கணும் எதனா தடை இருக்கா அப்படிங்க இல்லை தடை இல்லை தண்ணீர் இருக்குது தடை இல்லை ஹலலூயா அது தள்ளிலாம் போடக்கூடாது இன்றைக்கி பண்ணிங்கன்னா இன்றைக்கே போயிட்டு பாத் டேபிளில் முக்கிடலாம் அந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு சொல்ல வரேன் நான் ஏன்னா நமக்கு வசதிகள் வருஷத்துக்கு ஒருக்க பண்ணுறோம் ஆனால் தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் விரும்பினா வீட்டில் வந்து பாத் டேபிளில் கூட கொடுத்துருவேன் அந்த அளவுக்கு தீவிரம் காட்ட வேண்டும் ஞானஸ்தானத்துக்கு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன்ப்பா என்ன பார்த்தாடா இன்றைக்கி இன்றைக்கி நைட்டை கொடுத்துருங்க பாஸ் அப்படி சொல்லணும் அது தள்ளி போட்டு யோசிக்கிறேன் ஜெபம் பண்ணுறேன் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா ரட்சிப்பு நிச்சயம் இருக்குதா அவ்வளோதான் ஞானஸ்தானம் எடுத்து ஆக வேண்டும் ஆமீன் ஆமீன் so water baptism water baptism வந்து நமக்கு பிப்ரவரி லெவன்த் நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்து பிப்ரவரி மாதம் மாத்திரம் நமக்கு செகண்ட் வீக் இருக்கும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நமக்கு பிப்ரவரி மந்த் மட்டும் ஃபஸ்ட்டு வீக் வர ஃபாஸ்டிங் ப்ரேயர் செகண்ட் வீக் இருக்கும் அதுலேயே வாட்டர் பேப்டிசமும் இருக்கும் ஸோ அந்த fasting prayer and water baptism together இரண்டும் ஒன்றாக இருக்கும் ஸோ அதனால் வாட்டர் பேப்டிசம்க்கு என்னிடத்தில் நீங்கள் பேர் கொடுக்கலாம் பேர் கொடுத்தவர்களுக்கு அதற்கென்று அவங்களை ஆயத்தம் பண்ணுவோம் அவர்களுக்கு ஜபிப்போம் உங்களோடு கூட சில காரியங்களை பேசுவோம் ஸோ அதனால் நமக்கு இன்னொரு ஃபியூ வீக்ஸ் தான் இருக்குது அதனால் please give your names for the water baptism கொடுக்கும்படியாக நான் கேட்குறேன் birthdays and anniversary Alvin Alvin is celebrating his birthday January nineteen எல்லாம் கரங்களை தட்டி happy birthday Alvin may God bless you abundantly கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒருவேளை யாரும் விட விட்டு விடுறதில்லை இப்போ யாரும் விடப்பட்டிருந்தால் அவர்களை நான் வாழ்த்துறேன் அவர்கள் வந்து தயவாய் நீங்கள் மீடியாவை பார்த்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துரும்படியாக கேட்குறேன் விட்டு போயிருந்தா I I greet them all அதுக்கப்புறம் பில்டிங் ஃபண்ட் கிறிஸ்டியன் சுகன்யா முன்பாக வந்து பாடலை பாடும்பொழுது கத்தருக்கு என்று நம்ம காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் செலுத்துவோம் பிரைஸ் எல்லாம் Praise the Lord. ப்ரைஸலாட் ப்ரைஸலாட் வேகமாக கத்துடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம் ஆராதனை முடிவில் யாரும் வேகமாக சென்ற வேண்டாம் எல்லோரும் இருந்து நமக்கு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது எல்லோரும் அதை அலலுயா பெற்றுக்கொண்டு செல்லும்படியாக கேட்குறேன் so I want welcome the newcomers John கொஞ்சம் எழுந்து நிற்கலாமே John we welcome you New Life Church welcome you we are so glad to have brother John Sister Florence. Florence, Sister Florence, the New Life Church welcomes you. We are so, so glad to have Sister Lawrence. May God bless you abundantly. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஓகே கத்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம் இன்றைக்கி ஹார்வெஸ்ட்னால கொஞ்சம் நம்முடைய வாக்கு தத்தத்திலிருந்து கொஞ்சம் விலகி ஹலலுயா வேறு வேறு விதமாக இன்றைக்கும் தியானிக்க கத்தர் நமக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் எடுத்தவங்க படிக்கலாம் ஈப்ரு சிக்ஸ் செவன் எப்ரேய நிருபம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆறு ஏழு ஆமேன் அல்லையா தேவனால் ஆசீர்வாதம் பெறும் நிலம் ஆமேன் நாமெல்லாம் ஒரு நிலம் ஆமே நல்ல தேவனால் ஆசீர்வாதம் பெறும் ஒரு நிலமாய் நாம் இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்கிறாரு அவர் என்ன பண்ணுறாராம் அது வசனம் போட்டிருக்கு ப மழையை என்ன பண்ணுறாராம் குடி கொடுத்து அதை அந்த பூமி குடிக்க குடிக்க வைத்து அந்த நிலத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார் அந்த நிலம் தேவனால் ஆசீர்வாத பெற்ற நிலம் என்று சொல்லி எல்லாம் கண்ணை மூடி ஒரு நிமிடம் கத்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம் அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமில்ல தேவனே நன்றியோடு உண்மை சிரோத்தரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே நீர் இன்றைக்கும் எங்களோடு கூட பேசும்படியாக நான் ஜபிக்கிறேன் உங்களுடைய ஜீவனும் வல்லமையுமான வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் ஆண்டவரை கிடைக்கும்படியாய் கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரை எங்கள் செவியை எங்கள் சிந்தனையை எங்கள் இருதயத்தை நாங்கள் திறக்கிறோம் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் அப்போ அதிக விளைச்சல் உள்ள அல்ல அதிக விளைச்சல் உள்ள ஒரு நிலமா அதிக விளைச்சல் உள்ள ஒரு நிலமா இல்லை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட லூயா ஒரு நிலமாய் நாம் இருக்க வேண்டும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம் அதிக விளைச்சலை கொடுக்கும் அதிக விளைச்சலை கொடுக்கிற ஒரு நிலமாக இருக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த world Tamil Nadu celebrates Tamil Nadu celebrates என்னதுங்க பொங்கல்னு சொல்லலாம் இல்லை தமிழர் திருநாள்னு சொல்லலாம் ஆர்வஸ்ட் <laughs> ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம் பல பெயர்கள் உண்டு பட் அதிகமாக நமக்கு தெரிந்த வேர்டு பொங்கல்னு சொல்லுவாங்க உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழர் திருநாள்னு சொல்லுவாங்க ஸோ உழவர்களை முன்னிட்டு மெயினாகவே இந்த அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபெஸ்டிவல் பல பேர் பலவிதமாக அதை சொன்னாலும் மெயினாகவே அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க எல்லாம் ஸோ கர்த்தர் லூயா நீங்கள் அது <clears throat> டியூட்ரானமில் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டர் இப்படிப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல் வச்சுருக்கார் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஐ மீன் அது ஜனவரி பதினஞ்சாம் தெரியாது <laughs> ஆமாம் ஆனால் வேதத்தில் ஒன்று ஒன்று லூயா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அரிப்பின் சேர்ப்பின் பண்டிகை என்று ஒன்று உண்டு எப்படின்னா இதை விளையச் செய்த தேவனுக்கு ஆராதனை செய்வது லூயா முதற் பலனை ஆண்டுடைய சமூகத்தில் அசைவாட்டுவாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டை they will bring it to the presence of the Lord இந்த ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுவாங்க அசைவாட்டுவாங்க லூயா அப்படி ஒரு காரியம் வேதத்தில் இருக்குது வேதத்தில் இருக்குது ஸோ ஆண்டவர் வந்து அப்போது இந்த விளைச்சலை குறித்து கர்த்தர் அநேக காரியங்களை வேதத்தில் சொல்லியிருக்கிறார் விளையும் பொழுது அதற்கென்று ஒரு நாளை குறித்து இருக்கிறார் அந்த நாளில் ஒரு ஆராதனையும் வச்சிருக்கிறார் ஆண்டவர் எப்படி ஆராதிக்கணும் விளைச்சலை குறித்த ஆராதனை எப்படி இருக்கணும் அரிப்பின் சேர்ப்பின் பண்டிகை ஆர்வஸ்டை குறித்து ஆராதனை எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கார் அப்போ இன்றைக்கும் இந்த காரியங்கள் மூலமாக கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்பும் காரியம் என்ன என்று நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த விளைச்சலுக்கு ஒரு தேவன் ஒரு நிலத்தில் மழையை கொடுத்து அதை ஆசீர்வதிக்கிறார் என்று போட்டிருக்கு இன்னொரு வசனத்தையும் எடுத்து படிங்க ரெண்டு குருந்தியர் ஒன்பது பத்து செகண்ட் குருந்தியன்ஸ் நைன் டென் ஆமேன் அல்ல லூயா முதல்ல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மழையை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நிலத்தில் அந்த மழையை வந்து தண்ணீர் உறிஞ்சுன்னு சொல்கிறாரு அடுத்து சொல்கிறாரு ஃபஸ்ட்டு லேண்டை பற்றி பேசுகிறாரு அதுக்கப்புறம் சொல்கிறார் எல்லாத்தையுமே அவரே கொடுத்துரு அதுக்கப்புறம் விதை யார் கொடுக்குறா விதையையும் அவரே என்ன பண்ணிடுறாரு விதையையும் அவரே கொடு கொடுத்துட்றாரு அதை என்ன பண்ணுறாரு அதை பெருக பண்ணுறாரு அப்புறம் ஹார்வெஸ்ட் என்ன பண்ணுறாரு வர்த்திக்க பண்ண வர்த்திக்க செய்கிறார் இப்போ எல்லாத்தையும் அவரே செய்கிறார் அப்படி தானே அப்படியா இல்லையா எல்லாத்தையும் யார் செய்கிறா மழையை கொடுக்குறாரு அப்புறம் நிலத்தை ப்ளஸ் பண்ணுறாரு விதையை கொடுக்குறாரு அதை பெருக பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு விளைச்சலை வர்த்திக்கு இது இவ்வளோ தானே ப்ராசஸ் ஒரு ஒரு ஆர்வஸில் பார்த்தீங்கன்னா நிலம் விதை தண்ணீர் பாய்ச்சப்பட வேண்டும் விளைச்சல் இதுதான் ப்ராசஸ் இதுதான் ப்ராசஸ் ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு செய்து இதை ஆசீர்வதிக்கிறேன் அந்த நிலம் தேவனால் ஆசீர்வாதம் பெறும் என்று வசனம் சொல்லுகிறது எப்படி ஹவு காட் அல்ல அலலுயா do this how God do this இதை எப்படி செய்கிறார் ரொம்ப டைம் இல்லை நான் வேகமாக போகிறேன் எப்படி செய்கிறேன் என்னென்ன ஸ்டெப்பில் ஆண்டவர் இதை செய்கிறார் என்று நான் வேகமாக நான் இதை நான் சொல்லி முடிகிறேன் சங்கீதம் அறுபத்தைந்து ஒன்பது Psalm sixty five nine Psalm sixty five nine ஆமேன் லூயா I'm gonna take the last part லூயா எப்படி ஆண்டவர் வந்து நீர் பாய்ச்சுறாரு விளைச்சலை கொடுக்குறாருலாம் போட்டிருக்கு ஆனால் கடைசியில் ஒரு காரியம் ஒரு வார்த்தை அதில் மென்ஷன் ஆகிருக்கு அதுதான் முதல் ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன் first step for the great harvest I mean எல்லாருக்கும் ஹார்வெஸ்ட் பிடிக்குமா விளைச்சல் வர்த்திக்கப்பட்ட பணப்பட்ட விளைச்சல் எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குல்ல அந்த வழி இந்த வசனத்தில் தான் ஆரம்பிக்குது என்ன வழின்னா அந்த வசனத்தை படிச்சிங்களா கடைசியாக இப்படி இருக்குது இப்படி நீர் அதை சொல்லுங்கள் அழுத்தி சொல்லுங்கள் திருத்தியே அழுத்தி சொல்லுங்கள் இப்படி நீர் அதை திருத்தி நான் அவர்களுக்கு தானியம் பட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்ஸ் வித் திருத்தின்னு தமிழில் போட்டிருக்கு இங்கிலீஷில் ரெண்டு word mention placement and preparation English வேர்ஷன்ஸில் ரெண்டு வேர்ட் மென்ஷன் ஆகிருக்கு பிளேஸ்மெண்ட் அண்ட் ப்ரிப்பரேஷன் நல்ல லூயா அப்போ to prepare to place for a great harvest it starts with placement preparation ஆமேன்னு சொல்லுங்கள் ஹலோ லூயா ஒரு பெரிய விளைச்சல் எனக்கு வரப்போகுது ஆனால் அது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா it starts with placement and preparation placement and preparation ஆண்டவர் ஒரு ஒரு ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஒரு ஆர்வஸ்ட்டை வச்சுருக்கிறாரு அப்படின்னா ஒரு வர்த்திக்க பண்ண போகிற ஒரு விளைச்சலை வச்சுருக்கிறாரு அவருடைய திட்டத்தை வச்சுருக்கிறாரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாரு ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறாரு அப்படின்னு சொன்னால் முதல் காரியம் என்ன தெரியுமா he will prepare he will place ஆமின்னு சொல்லுங்களேன் அவர் ப்ரிப்பேர் பண்ணுவார் பிளேஸ் ஒரு நிலம் என்பது அலலூயா உருவாவதற்கு முன்பாக ஒரு ஒரு விதையானது விதைக்கப்பட்டு பயிர் எழும்புவதற்கு முன்பாகவே that place has to be prepared ப்ரிப்பேராக இல்லையாங்க ஃபர்டைல் லேண்டில் தான் தே சோ த சீட் அப்படியா இல்லையா சும்மா எங்கேயா போய் போட்டுருவீங்களா <laughs> அதான் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை தான் முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ முதல் மேட்ரு என்னென்னா லேண்டு ஃபெர்டைலாக இருக்கணும்ப்பா பயிர் நிலமாக இருக்கணும் சொல்லுங்கள் பயிர் நிலமாக இருக்கணும் பாழான நிலமாக இருக்கக்கூடாது அப்போது it starts with placement and preparation அல்ல லூயா கிரவுண்டில் கத்தர் வேலை செய்ய விரும்புகிறார் முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு கிரவுண்டில் வேலை செய்ய அப்போ திருத்தி அல்ல லூயா பிளேஸ் ப்ரிப்பேர் அல்ல லூயா எந்த காரியத்தையுமே கர்த்தர் அலலூயா ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுறாரு அப்புறம் பிளேஸ் பண்ணுறாரு இவள் ப்ரிப்பேர் அண்ட் இவள் பிளேசஸ் லூயா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆண்டவர் வச்சுருக்காரு ஆல்ரெடி சில பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வச்சுருந்துருக்காரு பாஸ்ட்லேயே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா there was there was preparation there was placements அல்ல லூயா to see the great harvest ஒரு வள விளைச்சலை வர்த்திக்க பண்ணப்பட்ட விளைச்சலை ஒரு அபண்டன்ட் ஆர்வெஸ்ட்டை நான் பார்ப்பதற்கு எனக்கு ப்ரிப்பரேஷனும் இருந்திருக்கு பிளேஸ்மெண்ட்டும் இருந்து இருந்திருக்கா இல்லையா எங்கெங்கெல்லாம் அவங்கள பிளேஸ் பண்ணியிருக்காரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜாகிரபிக்கல் லொக்கேஷனே எடுத்து பாருங்களேன் எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்மளுடைய வளர்ச்சிகள் அலலூய நம்முடைய நம்ம நம்ம வளர்த்து கொண்ட விதத்தை யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கு எவ்வளோ பிளேஸ்மெண்ட் இருந்திருக்கு பாருங்கள் கத்தர் முதல்ல ஆரம்பிக்கிறது ப்ரிப்பரேஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட் அலலூயா ஒரு விளைச்சலை அலலூயா கத்தர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இட் ஸ்டார்ட் வித் எடுத்தவங்க படிக்கலாம் தானியல் ஒன்று மூணு ஆமீன் சிக்ஸ் படிங்க சிஸ்டர் ஆமேன் நல்ல இருந்தார்கள் God placed Daniel Shadrach Meshach Abednego இந்த பேலஸ் ஆமீன் பிடிச்சது அவங்கள மட்டும் இல்லை நிறையா பேரை பிடிச்சாங்க பிடிச்சது எத்தனை பேருங்க பல ஆயிரங்களை பிடிச்சிருப்பாங்க அப்படி தானே லட்சங்களை கூட பிடிச்சிரு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனப்பட்டவங்க நிறைய பேர் நிறைய பேர் ஆனால் God placed Daniel Shadrach Meshach Abednego ஆமின்னு சொல்லுங்களேன் ஹலோ லூயா முதல்ல it starts with preparation and placement ஆமே நல்ல முதல்ல ஒரு ஹார்வெஸ்ட்டை பார்க்கணுன்னா ஆண்டவர் பிளேஸ் பண்ணாமல் எடுத்தோடனே நமக்கு ஓவர் நைட்டில் பிளெஸ்ஸிங்கை பார்த்துணும் ஓவர் நைட்டில் விளைச்சலை பார்த்துணும் பெரிய அறுவடையை பார்த்துணும் ஆனால் it's all starts with preparation and placement in your life அல்ல லூயா கர்த்தர் முதலில் திருத்தி ப்ரிப்பேர் பண்ணி பிளேஸ் பண்ணி then you will give the great harvest லூயா இப்போ முதல்ல பிளேஸ் பண்ணுறாரு பாருங்கள் இத்தனை பேர் இருக்க இவங்களை மட்டும் கரெக்டாக கொண்டு வந்து அரண்மனையில் வைக்கிறார் ஏன்னா இவர்கள் மூலமாக கத்த செய்ய வேண்டிய காரியம் பெரிய காரியம் அப்போ ஒரு பெரிய ஒரு விளைச்சலை நான் வச்சுருக்கிறேன் உனக்கு ஒரு பெரிய கமிஷனை நான் வச்சுருக்கிறேன் நீ அதை செய்து முடிக்கணும்னா I want to place you in this place உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார் அல்ல லூயா சில இடங்களில் கத்தர் வைத்திருக்கிறார் வைப்பார் ராமின்னு சொல்லுங்களேன் பிளேஸ்மெண்ட் இருக்குது பிளேஸ்மெண்ட் வரும் ஆமின்னு சொல்லுங்கள் ஆல்ரெடி ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கும் இன்னொரு பிளேஸ்மெண்ட்டும் வரும் உங்களுக்கு ஏன்னா to see the great harvest லூயா இந்த பிளேஸ்மெண்ட்டை மாத்திரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த ப்ரிப்பரேஷன் இந்த பிளேஸ்மெண்ட்டை மாதிரி ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது சில டைமில் நமக்கு வந்து கம்ஃபர்ட்டாக சில இடம் தோணும் சிலது கம்ஃபர்ட் இல்லாமல் தோணும் அவங்க பார்த்தீங்கன்னா தானியலுக்கு வேலையை பாபினோனில் வச்சுருந்தார் அடிமையாக எப்படி கொண்டு வரப்பட்டான் எப்படி கொண்டு வரப்பட்டான் தானியல் நல்லா மாலையெல்லாம் போட்டு அவனை நல்லா ஞானி பண்ணி வாப்பா அப்படின்னு யாரும் கூப்பிட்டு வரல அவன் சொந்த தேசத்திலிருந்து அடிமையாய் வரவழைக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லுங்கள் அடிமையாய் வரவழைக்கப்பட்டான் சம்டைம்ஸு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஆண்டர் வெளியே கொண்டு வருவார் நமக்கு அது அப்போ பிடிக்காது யோசிப்ப ஆண்டவர் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே கூப்பிட்டு போனார் பிடிச்சிருக்குமா அவனுக்கு சொந்த அண்ணன்க குழியில் தூக்கி போடவும் அடிமையாக விற்கப்படவும் ஒவ்வொரு இடத்திலும் ஏமாற்றங்களையும் அல்லது பார்க்கவும் இது இது இந்த பாதை நல்ல பாதை இல்லை but God wants to places in such a place so you wants to அலலூயா make you see a great harvest in your life யோசிப்பு பெரிய ஹார்வெஸ்ட்டை பார்த்தாரா இல்லையா அவர் வாழ்க்கையில் ஊரில் அப்பாவோடு கூட இருந்த அதிபதி என்கின்ற ஒரு ஆர்வஸ்ட் அவர் பார்த்துருக்கவே முடியாது லூயா தானியில் அந்த சொந்த ஊரில் இருந்திருந்தால் இவர் ஞானிகள் மேல் பிரதானிகளின் மேலே தலைவனாக வச்சாரான் தானியலோடைய பொசிஷனாக தெரியுங்களா எந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவனுக்கு கொண்டு வந்தார்னா அடிமையாக கொண்டு வந்தார் கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி இருந்திருக்கும் சொந்த ஊர் அவனுக்கு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி இருந்திருக்கலாம் அங்கேருந்து அடிமையாக கொண்டு வந்தார் அல்ல அடிமையாக கொண்டு வந்தார் கொண்டு வந்து வைக்கிற இடத்துல தான் உனக்கு நான் ஆர்வஸ்ட் வச்சுருக்கிறேன் உன்னுடைய ரோலை நான் அங்கே தான்ப்பா வச்சுருக்கிறேன் அங்கே தான் உனக்கு எஃபெக்டிவ் ரோல் இருக்குது அல்ல so God will prepares and places to see the great harvest ஆமின்னு சொல்லுங்களேன் அல்ல அப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக இல்லையா அப்போ அங்கே நீங்கள் கொஞ்சம் திமிரக்கூடாது ஆமாம் என்ன இல்லையா எங்கே ப்ளேஸ் பண்ணுறாரோ அங்கே என்ன பண்ணும் எனக்கு முதல்ல அது பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல எனக்கு ஆனால் அந்த ப்ளேஸ் பண்ண முழுது அல்லு ஏன்னா நிறைய பேர் பைபிள் எடுத்து பார்க்குறேன் இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விரும்பத்தகாததாக இருந்திருக்குது விரும்புகிற மாதிரி இல்லை யோசிப்பை எடுத்து பார்த்தேன் தானியல் எடுத்து பார்த்தேன் நல்ல முரதகாயை எடுத்து பார்த்தேன் முரதகாய் பாருங்களேன் எஸ்த ரெண்டு ரெண்டு ரெண்டு அஞ்சு எஸ்த டூ ஃபைவ் இருந்தான் காட் பிளேஸ் மொர்தகாய் ஆமீன் இல்லையா அங்கங்கே ஒருத்தர் வச்சுருப்பார் பாருங்கள் பிளேஸ்மெண்ட் ஐ <laughs> மீன் உங்களை ஒரு இடத்துல வச்சுருப்பார் பிளேஸ்மெண்ட் இல்லையா ப்ரிப்பரேஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட் இல்லையா வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையிலும் சிலரை வச்சுருப்பார் உங்களையும் வச்சுருப்பார் ஆண்டவர் ஐ மீன் அந்த மொர்தகாய் இந்த கதை மாதிரி இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா it's it's it's tell it shows the placement of God Mordecai அரண்மனையில் இருந்தான் <laughs> ஏன் இருந்தான் பின்னாடி வேலை இருக்குது ஐ மீன் அவன் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தான் ரொம்ப நல்ல ராஜ அரண்மனையில் படுக்கையில் படுத்துட்டு இருந்தானா அரண்மனையின் முற்றத்தில் இருந்தான் நல்ல இடம் கிடையாது ஆமீன் ஆனால் காட் பிளேஸ் மொர்தகாய் இந்த பேலஸ் அல்ல லூயா அட்லீஸ்ட் என்ட்ரன்ஸ்லையாச்சும் வச்சுருந்தாரு ஏன்னா ஒரு பெரிய வேலை இருக்குப்பா ஒரு பெரிய ஹார்வெஸ்ட் இருக்குது ஒன்று நிமித்தமாக அல்ல லூயா ஆரம்பம் எப்போவுமே அற்பமாக இருக்கும் பிளேஸ்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ஆரம்பம் அப்பமாக இருக்கும் ஆனால் முடிவு நான் சொன்ன எல்லாருடைய முடிவையும் எடுத்து பாருங்கள் சம்பூர்ணமான முடிவு ஆண்டவர் என்ன சொல்கிறார் சம்பூர்ணமான விளைச்சலை கொடுப்பேன் பரிபூர்ண விளைச்சலை கட்டளை இடுவேன் இப்போ பரிபூர்ண விளை அபெண்டண்ட்டாக இருக்கணும் ஹார்வெஸ்ட் அப்படின்னா it start with preparation and placement I mean it's start with நான் இப்படி நான் இப்படி யோசிக்கவே இல்லை நான் இந்த இந்த இதை எடுக்கும் பொழுது இதை இதை குறித்து நான் திங்க் பண்ணவே இல்லை வேறு மாதிரி நான் யோசித்தேன் ஆர்வம் ஆனால் ஆண்டவர் இட் டாக்ஸ் அபவுட் ப்ரிப்பரேஷன்ப்பா இட் டாக்ஸ் அபவுட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னாரு ஏன்னா இதுக்கு முன்பாக நான் ஆர்வஸ்ட்டு குறித்து நான் பேசியிருக்கிறேன் ஆனால் ப்ரிப்பரேஷன் பிளேஸ்மெண்ட்டை நான் பேசினதே கிடையாது ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம்ப்பா ஆர்வஸ்ட்டுக்கு ஆமாம் ஆர்வஸ்ட்டுக்கு பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அலலூயா நடப்படுகிற நிலம் முக்கியம் நடப்படுகிற இடம் முக்கியம் அலலூயா பிளேஸ்மெண்ட் மேட்டர்ஸ் அலலூயா when you're expecting a great harvest அலலூயா பிளேஸ்மெண்ட் மேட்டர்ஸுங்க அலலூயா ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறார் I will place you in such a place அல்ல லூயா you will see a great harvest in that place I will prepare you லூயா to handle the great blessings ஆண்டவர் வைப்பார் ப்ரிப்பேர் பண்ணுவார் டு சி லூயா great blessing and abundant harvest in our life முர்தகாயை வைத்தார் பாருங்கள் அரண்மனையில் ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்கார் ஆண்டவர் அப்படி ஆமாவா இல்லையா ஆமீன் பிளேஸ்மெண்ட் ஆஃப் காட் ஆமீன் சொல்லுங்கள் என்னதுங்க placement of God it is a placement of God placement of God தானியலை அங்கே வச்சுருந்தார் அவனை வந்து பார்த்திங்கன்னா பாபிலோனுக்கு சிறை சிறை கைதியாய் கொண்டு போகப்பட்டான் ஆனால் அங்கே தான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை வச்சுருந்தார் அவனுக்காக உருவாக்குனாங்களாம் பொசிஷனு தேசாதிபதிகள் மேல் ஞானிகள் மேல் தலைவனாக யாரை வச்சாங்க டேனியலை வச்சாங்க ஆனால் அப்படி ஒரு பொசிஷன் முன்னாடி கிடையாது அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருந்துச்சா ஏதோ ஒரு பொசிஷன் வேக்கண்ட்டாக இருந்துச்சு அதில் டேனியலை கொண்டு வந்து வச்சுட்டாங்களா இல்லை இல்லை இல்லை இல்லை அந்த மாதிரி ஒரு பொசிஷனே இல்லை லூயா அந்த மாதிரி ஒரு பொசிஷனே இல்லை ஆனால் இவனுக்காக உருவாக்க உருவாக்கி அந்த பொசிஷனில் வச்சாங்க தலைவர்களுக்கு மேல் தலைவர் லூயா ராஜாவுக்கு அடுத்தபடியான பொசிஷன் அது யோசிப்புக்கும் ராஜாவுக்கு அடுத்தபடியான பொசிஷன் அதிபதியின் பொசிஷன் அல்ல லூயா ஸோ அவனுக்காக டானியலுக்காக ஆண்டர் என்ன பண்ண எக்ஸ்க்ளூசிவாக லூயா தே அலலூயா created a position to keep him over அலலூயா ஆல் த அலலூயா அந்த ஊரில் இருந்த எல்லா ஞானிகள் மேலும் அலலூயா தேசாதிபதிகள் மேலும் கர்த்தர் தானியலை உயர்த்தினார் அப்படின்னா he brought him to Babylon to place him there to see the great harvest I mean இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார் அலலுயா பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அலலுயா யுவர் பொசிஷன் மேட்டர்ஸ் அலலுயா your placement matters the preparation matters அலலுயா ஹார்வெஸ்ட்டுக்கு முன்னாடி இது நடக்காமல் நம்ம விதையை போட்டு தண்ணியை ஊற்றிட்டா அலலுயா நீங்கள் கற்பாறையில் ஊற்றிட்டுருக்கீங்களா இல்லை வழி அருகே ஊற்றிட்டுருக்கீங்களா இல்லை முள்ளுள்ள இடத்துல ஊ ஊற்றிட்டு பெரிய ஹார்வெஸ்ட் எதிர்பார்க்குறீங்களான்னு தெரியாது ஐ மீன் நீங்கள் விதையை போடலாம் தண்ணியை ஊற்றலாம் எங்கே போடுறீங்க பிளேஸ்மெண்ட் மேட்டர்ஸ் <laughs> விதை விதைக்கிற இடம் மேட்டர் ஆமின்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் விதை எங்கே போதும் அதான் விஷயம் அல்ல லூயா வழி அருகே கூட போடலாம் கற்பாறையில் கூட போடலாம் இல்லை முள்ளுகள் உள்ள இடத்துல கூட போடலாம் ஆனால் விளைச்சல் அலலுயா எதிர்பார்க்க முடியாது லூயா விளைச்சல் வேண்டும் என்றால் நல்ல நிலத்தில் அப்போ நல்ல நிலம் என்கின்ற ஒரு கான்செப்ட் அதை நம்ம முதல் வசனம் படித்தோம் எபிரேயர் படித்தோம் தேவனால் என்ன பண்ணுமா அந்த அந்த அந்த நிலம் அந்த நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெரும் போட்டிருக்கா ஈப்ரோ ஆறு ஏழு படித்தேன் படித்தேன் இல்லையா தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் அப்போ தேவனால் அப்போ உங்கள் வீடை தேவனால் ஆசீர்வதிக்கப்படணுமா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்படணுமா உங்கள் நிலம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படணுமா it starts with placement and preparation நிலம் நிலத்தை ஆண்டவர் திருத்தி அதை திருத்தி அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை பிளேஸ் பண்ணி அல்ல லூயா கத்தல் அல்ல லூயா பாருங்கள் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மோசஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணார் எங்கே ப்ளேஸ் பண்ணார் எந்த அரண்மனையிலிருந்து கட்டளை பிறந்துச்சோ ஆண் பிள்ளைகள் எல்லாம் சாகணும் எங் எந்த அரண்மனையிலேருந்து ஆர்டர் போச்சுங்க கமாண்டு பார்வோனின் அரண்மனையிலேருந்து எகிப்தில் பார்வோனின் அரண்மனையிலேருந்து ஒரு கமாண்ட் போகுது எல்லா ஆண் பிள்ளைங்களும் என்ன பண்ண பண்ணோம் ஆண்டவர் எங்கே திரும்ப ப்ளேஸ் பண்ணார் எந்த அரண்மனையிலேருந்து கட்டளை பிறந்தோ அங்கே தான் அவனுக்கு ப்ரொடக்ஷன் வச்சுருந்தேன் மீன் அல்லது அதான் பட்சிக்கிற இடத்துலேருந்து பட்சணத்தை கத்துற வைப்பார் ஐ மீன் பிளேஸ்மெண்ட் மேட்டர்ஸ் ஐ மீன் அல்லது அதனால் நீங்கள் உங்கள் வா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில சில சில டி டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் டிஃபிகல்ட்டான பர்சனை பார்க்கும்போது நீங்கள் நினச்சி நீங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ண சோர்ந்து போகக்கூடாது நம்ம ஆண்டவர் பட்சிக்கிற இடத்துல பட்சணத்தை வர வைப்பார் ஆமீன் லூயா காட் பிளேஸ்டும் இந்த சச் இந்த பிளேஸ் எங்கு அவனுக்கு விரோதமாய் அலலூயா ஒரு சாசனம் பிறப்பிக்கப்பட்டதோ ஒரு கட்டளை பிறந்ததோ அதே இடத்துல பாதுகாப்பாக வளர வச்சார் பாருங்கள் யார் ஆபத்தோ அவங்களே பாதுகாப்பாக கத்தர் மாற்றினார் பிளேஸ்மெண்ட் மேட்டர்ஸ் அலையிலையா பிளேஸ்மெண்ட் மேட்டர்ஸ் பிரச்சனை வந்துச்சு அழகாக அம்மா அப்பா வீட்டில் வளர்ந்துருக்கலாம் கம்ஃபர்ட் ஜோனாக ஒரு வேலை இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கட்டளை வராது வராமல் ஆண் பிள்ளைகள் சாக கொடுக்க வேண்டாம்ன்ற ஒரு பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் எல்லாம் நான் ஹாப்பிலி வாழ்ந்திருப்பாங்க ஆனால் பிரச்சனை வந்துச்சு பிரதிகூலம் வந்துச்சு ஆனால் there was a position and a place for most அலலூயா அவனை அங்கே பிளேஸ் பண்ணால் தான் இப்போ அவனுக்கு ஒரு கிரேட் ஹார்வெஸ்ட் இருக்குது அலலூயா ஒரு ஒரு கிரேட் ஹார்வெஸ்ட்டை நான் வச்சிருக்கிறேன் என்பதை கத்தர் காண்பிக்க கத்தர் காண்பிக்க அலலூயா கத்தர் என்ன பண்ணுறாரு மிகுந்த அலலுயா எச்சரிக்கை உள்ளவராய் கவனம் உள்ளவராய் கவனம் உள்ளவர் அப்போ இந்த பிளேஸில் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க ஆண்டவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த பிளேஸில் வச்சுட்டாரு அப்படின்னா அந்த வைக்கும் பொழுது அந்த பிளேஸ் நமக்கு வந்து கடினமான பிளேஸாக இருக்கும் அந்த நபர் நமக்கு கடினமாக இருக்கிறாங்களான்றதுலாம் மேட்டரே கிடையாது அல்ல லூயா வச்சுட்டாருன்னா காட் வில் அல்ல லூயா make that place as a favourable situation oh ஆமீன் அல்ல லூயா அது சிறைச்சாலையாக இருந்தால் ஃபேவரபிள் மாறுச்சா சிறைச்சாலையில் யோசேப்புக்கு ஃபேவரபுளாக இருந்துச்சா இல்லையா போர்த்திபார் ஹவுஸு அடிமை அடிமை ஸ்டேட்டஸ் வந்து நாங்கள் ஸ்லேவு ஆனால் ஃபேவரபுள் அல்ல லூயா அதிகாரி போல் இருந்தான் அல்ல லூயா அப்போ முதல்ல பிளேஸ்மெண்ட் முதல்ல என்ன பண்ணுவார் இந்த நிலத்தை ஆண்டவர் சரி பண்ணுவதற்கு பிளேஸ்மெண்ட் அண்ட் ப்ரிப்பரே ப்ரிப்பேர் பண்ணுவார் நிலத்தை பிளேஸ் பண்ணுவார் ப்ரிப்பேர் பண்ணுவார் அடுத்தது அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வச்சு அந்த இடத்துல தான் அந்த இடத்துல தான் ஃபேவர் வரும் அந்த இடத்துல தான் ஆசீர்வாதம் வரும் அந்த இடத்துல தான் நகர்வுகள் ஏற்படும் நாம் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிற இடத்துல அல்லையா சில வேலைகளில் குரோத்தே இருக்காது வளர்ச்சியே இருக்காது பாருங்கள் வளர்ச்சியே இருக்காது சில டைம் குரோத் வேணும் அப்படின்னா விளைச்சலை பார்க்கணும் அப்படின்னா ஆண்டவர் வைக்கிற இடத்துல பிளேஸ் ஆகணும் ஆமே நல்ல இல்லையா ஆண்டவர் வைக்கிற இடத்துல நம்ம பிளேஸ் ஆகணும் அந்த பொசிஷனில் நம்ம இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவோம் ஆண்டவர் அதை எப்படி நமக்கு காண்பிப்பார் எப்படி காண்பிப்பார் ஆண்டவர் நான் வச்சுருக்க பிளேஸ்மெண்ட்டுன்றது எப்படி how will I identify by the favour you see இந்த பிளேஸ் ஆமீன் அல்லா மற்றவர்களுக்கு கிடைக்காதது உங்களுக்கு கிடைக்கும் ஆமீன் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு கிடைக்காது அது மற்றவங்களுக்குலாம் பயங்கர டிஃபிகல்ட்டான பிளேஸாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு அது பிளெஸ்ஸிங் பிளேஸாக இருக்கும் அல்லா பார்வோனின் அரண்மனையை பார்த்த எல்லா எப்ரேய குழந்தைகளும் எப்ரே குடும்பமும் பயந்தது ஆனால் மோசஸுக்கு அல்லா அது பாதுகாப்பு அது விளையாடும் இடம் ஆமீன் சொல்லுங்கள் புரியுதா மோசஸ் விளையாடினா நாங்கள் ஆமீன் அல்லா மற்றவங்க பயந்தாங்க பிளேஸ்மெண்ட்னா ஆண்டவர் அதை ப்ரூஃபும் பண்ணுவார் there is a placement of God லூயா தெர் இஸ் அ ப்ரூஃப் லூயா by sending the favour of அனுகூலமான வாசல்களை கத்த திறப்பார் மற்றவங்களோட ஒப்பீனியன் என்னவோ எனக்கு அது மேட்டர் இல்லை எனக்கு இது ஆசீர்வாதம் சொல்லுங்கள் ஆமாம் சொல்லுங்கள் எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ஹவு வில் யூ ஐடென்டிஃபை லூயா எந்த கடினமான இடமா இருந்தாலும் பரவாயில்ல you the favour of God will be upon you அந்த பிளேஸ் லூயா மற்றவங்களாம் ஆச்சரியப்படும் அந்த இடத்துலையா அவங்கக்கிட்ட இருந்தா லூயா அதுதான் சைன் ஐ மீன் அந்த இடத்துல இருந்தா அவங்க நான் பண்ணிட்டான் அவங்கள அவங்களுக்கு ஃபேவர் பண்ணாங்க அந்த இடத்துல அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிது அந்த இடத்துல நீ உயர்ந்த அந்த இடத்துல நீ வீடு வாங்கின அப்படின்னு கேட்பாங்க அல்ல லூயா முதல்ல placement then God will prove அல்ல நான் தான் உன்னை பிளேஸ் பண்ணியிருக்கிறேன்ப்பா சிறைச்சாலை ஆனாலும் பரவாயில்ல அடிமைத்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல பிரதிகூலங்கள் சூழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல you will see my hand of favour அல்ல லூயா இன் எவ்ரி சுச்சுவேஷன் அல்ல ஆமின்னு சொல்வீங்களா அல்ல ஆமின்னு சொல்வீங்களா அப்போ ஆண்டவர் ஒரு ஃபேவரபிள் சுச்சுவேஷனை wherever God places for the great அல்ல லூயா திருத்துக்கிறாரான் முதல்ல என்ன பண்ணுறான் பிளேஸ் பண்ணுறாராம் ப்ரிப்பேர் பண்ணுறாராம் நிலத்தை பெரிய விளைச்சலுக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாக மாறுவதற்கான வார்த்தைகள் ஆமின்னு சொல்லுங்கள் என் ஃபேமிலி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாக மாறணும் அது விளைச்சலை கொடுக்கும் நேரம் அலலுயா அது அப்பண்டன்ட் ஹார்வெஸ்ட்டை கொடுக்குற ஒரு நிலமாக இருக்கும் God will bless you and he will prepare you and he will prove அலலுயா இங்கே இடத்துல நான் தான் அவனை வச்சுருக்கேன் எப்படி ப்ரூவ் பண்ணுவார் டேனியல் டேனியல் ஒன் நைன் ஆமாம் நீங்களே இது இவர் தானியல் மட்டும் இல்லை யோசிச்சை எடுத்து பார்த்துக்கோங்க டேவிட் எடுத்து பார்த்துக்கோங்க டேவிட்க்கு வந்து யோனத்தானுக்கு மேலே யோனத்தான் மேலே ஒரு தயவு வச்சுருந்தான் எங்கெல்லாம் பிளேஸ் பண்ணுறீங்களோ even if it's a difficult place ஒரு தயவு ஒரு ஃபேவர் ஆமின்னு சொல்லுங்க அலலுயா அதுதான் சைன் அலலுயா கத்தர் என்னை இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாரு இங்கே என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு என்பதற்கு என்ன சைன்னா கஷ்டமான இடமா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபேவரை கத்தர் அங்கே வச்சுருப்பார் எனக்கு ஒரு அனுகூலமான வாசலை கத்தர் அங்கே வைத்திருப்பார் அலலூயா அதுவே அலலூயா எனக்கு அடையாளம் ஆண்ட வச்சுனார் அடையாளம் அற்புதம்னு சொன்னார் இல்லையா என்ன ஆண்டவர் பிளேஸ் பண்ணியிருக்கிறது கரெக்டானு எல்லாம் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா லூயா யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி சொல்லி இன்றைக்கி பேச இன்றைக்கி வந்து ஒரு அடையாளத்தை ஆண்டோட கேளுங்க அப்பா நீங்கள் தான் என்னை பிளேஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு அடையாளம் எனக்கு தோன்றுட்டு ஒரு அடையாளம் எனக்கு ஒரு அடையாளம் எனக்கு எடுத்தவங்க படிக்கலாம் Daniel two sixteen and seventeen ஏன் சிஸ்டர் படி டூ சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் ரெண்டு பதினாறு பதினேழு சொப்பனத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி ஓகே ஓகே செவன்டீன் படிங்க சிஸ்டர் ம் ஆமாம் முடிச்சிடுங்க சார் ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா இவன் ஜெபம் பண்ணுறான் இப்போ சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்மளை இந்த இடத்துல தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாரா என்பது தெரியாமல் இருக்கும்போது நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்போம் ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல வச்சுட்டீங்க பெரிய ஒரு ஒரு பெரிய டாஸ்க்கு ஒரு சொப்பனம் ஐ மீன் அதை விளங்கி கொள்வதற்கு லூயா உடனே சொன்ன உடனே தெரியல இவருக்கு சொன்ன உடனே இவருக்கு தெரிஞ்சிருந்தால் உடனே சொல்லிகிட்ருப்பார் இருப்பார் உடனே ஒரு ப்ரேயர் பண்ணுறார் விண்ணப்பம் பண்ணாரா இல்லையா ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாரு நான் சொல்கிறேன் ஆண்டவர் வைக்கிற பிளேஸ்மெண்ட்டில் your request will be granted ஆமின்னு சொல்லுங்கள் உடனடியாக கத்தர் ஜபத்தை கேட்டு அவன் விண்ணப்பத்திற்கு என்ன பண்ணார் பதில் கொடுத்து அந்த சொப்பனத்தை அவன் என்ன பண்ணான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு கத்தர் அவனுக்கு கிருபை பாராட்டினான் இந்த த பிளேஸ்மெண்ட்டில் there is favour and your prayers will be answered அல்ல இந்த டார்க்காக இருந்து நீங்கள் கூப்பிட்டாலும் கேட்கப்படும் அல்ல சிறைச்சாலையிலேருந்து கூப்பிட்டாலும் கேட்கப்படும் எங்கேருந்து உங்கள் கூப்பிட்டாலும் உங்கள் சத்தம் கேட்கப்படும் அதுவும் ஒரு அடையாளம் ஐ மீன் எப்படி நீங்கள் அடையாளத்தை கண்டு முதல்ல ஃபேவர் ஆஃப் காட் வருங்க ஏசு கிறிஸ்து வளரும் பொழுது என்ன பண்ணார் அவர் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் வளர்ந்ததாய் வேதம் அப்போ ஒரு தயவை கத்தர் வைக்கிறார் if there is a seed if there is a land அல்ல லூயா டு ப்ராஸ்பர் லூயா and expecting a great harvest there will be a favour I mean அல்ல லூயா ஒரு ஃபேவரை கத்தர் வைக்க அடுத்தது என்னென்னா எனக்கு அந்த இடத்துலேருந்து நான் ஜெபம் பண்ணால் கத்தர் கேட்பார் ஆமீன் சொல்லுங்கள் your prayers will be granted ஆமீன் தானியல் இக்கட்டான சூழ்நிலை என்னப்பா இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டீங்களே நீங்கள் கேட்கணும் என்ன நீங்கள் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படி ப்ளேஸ் பண்ணிட்டீங்களே நான் என்ன பண்ணுறது ப்ளீஸ் ஆன்சர் மீனா God will answer your prayers ஆமீன் அல்ல எந்த இடத்துல கத்தர் உங்களை வைக்கிறாரோ அவங்கள அவங்களை என்ன பண்ண மாட்டார் உங்கள் விண்ணப்பத்தை கேட்காம விட மாட்டேன் கேட்பார் ஆமாம் நான் தானே வச்சேன் என் பிள்ளை அந்த இடத்துல நான் தானே கொண்டு வந்தேன் பாபிலோனுக்கு நான் தானே இந்த இடத்துல உங்களை வச்சேன் I will answer your prayers அல்ல லூயா I will answer your prayers I will answer your prayers அல்ல லூயா அடுத்து படிங்க எஸ்தர் ரெண்டு பதினேழு பாருங்க எஸ்தருக்கு பாருங்களேன் எஸ்தர் வந்து சாதாரண ஒரு வீட்டில் வளர்ந்த பிள்ளை ஆனால் எஸ்தர் நிறைய பேர் போட்டி போட்டாங்க எஸ்தர்க்கு ராஜாவின் கண்களில் அதிக தைரியம் பாருங்கள் ஆமின்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க என் கூட பிளேஸ்மெண்ட் அண்ட் ப்ரிப்பரேஷன் மூணு நாளுக்கு மூணுலேயே ஒன்லேயே முடிச்சிடும் பிளேஸ்மெண்ட் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆமே நல்ல லூயா பிளேஸ்மெண்ட் அண்ட் ப்ரிப்பரேஷனில் அவுல் ஐ நோ தட் அல லூயா the favour of God will be release அல லூயா ப்ரிசனான்னு தெரியாது ஸ்லேவரியான்னு தெரியாது டிஃபிகல்ட் பிளேஸான்னு தெரியாது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல வென் காட் பிளேஸ் யூ அல லூயா there will be a favour release அதிக தயவு எல்லாரை பார்க்கிலும் அதிக தயவு ஹலலூயா எஸ்தரை அங்கே பிளேஸ் பண்ணார் ஆண்டவர் ஹலலூயா எஸ்தருக்காக மொர்தகாயா முன்னாடி பிளேஸ் பண்ணார் ஆண்டவர் ஆமீன் பிளேஸ்மெண்ட் மேட்டர்ஸ் ஹலலூயா உங்களையும் பிளேஸ் பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்களையும் பிளேஸ் பண்ணுவார் ஹலலூயா எல்லாத்துக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் ஹலலூயா ஆண்டவர் யோனாவை நினைவேல பிளேஸ் பண்ண நினச்சா திமிரிட்டு ஓடினார் பாருங்கள் ஹலலூயா ஹலலூயா அது அலலுயா அநேக தாமதங்களை அநேக இழப்புகளை அநேக கசப்புகளை அலலுயா யோனாவுக்குள் உருவாக்கி விட்டது when God placed you somewhere, do not run away. Do not run away because God placed you, hallelujah, for a reason to see the great harvest. கத்தர் ஒரு பெரிய அறுவடையை கொடுக்கவே அந்த இடத்துல உங்களை வச்சிருக்கிறார் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன் ரெண்டாவது வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன் ரெண்டாவது முதல்ல பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் இப்படி வச்சுக்கலாம் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் மூணாவது வச்சுக்கலாம் மூணாவது சாம் சிக்ஸ்டி ஃபைவ் டென் முடிச்சிடறேன் சாம் சிக்ஸ்டி ஃபைவ் டென் ஆமாம் நல்ல லூயா நெக்ஸ்ட்டு முதல்ல லேண்டை ப்ரிப்பேர் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் படித்தோம் நல்ல லூயா ரெண்டு கொஞ்சம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் யூ கிவ் சீட்ஸ் சீடியும் அவர் கையில் கொடுத்துட்றாரு விதைப்பீங்களா நீங்கள் இடையில ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குது விதைக்கணும் ஆமே எந்த எந்த எந்த இடத்துல விதைக்கணும் ஆண்டு ஒரு பிளேஸ் பண்ணுற இடத்துல தான் விதைக்கணும் தவறான இடத்துல விதைச்சா முளைக்காது சோ பண்ணுறது சீடை கையில் கொடுத்துட்றாரு but you have to sow the seed நல்ல லூயா in a place such a place God place you அலலுயா எங்கே பிளேஸ் பண்ணுறாரோ அங்கே அந்த விதையை நீங்கள் விதைக்கும்படியா அலலு இப்போ விதைச்சிட்ட பிறகு அடுத்த ஸ்டே அடுத்த ஸ்டேஜ் என்ன போட்டிருக்குன்னா அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை என்ன அர்த்தம் இதுக்கு அலலு என்ன அர்த்தம் God will fill it to the brim ஆமீன் வரப்பு நீங்கள் பயிர் எனக்கும் ரொம்ப தெரியாது கொஞ்சம் தெரியும் ஆனால் இந்த வரப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த பயிர் வரப்புகளில் தண்ணீர் அந்த லெவலில் இருக்கணும் புரியுதுங்களா கொ குறைஞ்சிருக்கக்கூடாது அந்த லெவலில் தண்ணீர் இருந்தால் தான் அது பயிர்களுக்கு வரப்புகள் தனியணும் வரப்புகள் தண்ணீரத்துக்குன்னா அந்த லெவலுக்கு தண்ணீர் மேலே இருந்தால் தான் வரப்புகள் தனியும் வரப்புகள் தனிஞ்சால் தான் அது பயிர்களுக்கு ஆரோக்கியம் அல லூயா அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு லேண்டை மட்டும் இல்லைப்பா வரப்புகள் தனியத்தக்கதாய் லூயா லேண்டை நான் ப்ரிப்பேர் பண்ணி பிளேஸ் பண்ண பிறகு லூயா நான் என்ன பண்ணுவேன் அதன் படைச்சாள்களுக்கு தண்ணீர் இறைத்து அது வரப்புகள் தனியத்தக்கதாய் தண்ணீர் இறைப்பார் ஆண்டவர் சும்மா அப்படி தண்ணி காட்டுறதில்லை <laughs> வரப்புகள் தனியத்தக்கதா அப்படின்னா இங்கிலீஷில் God will fill it to the brim I mean அந்த பிரிம்முக்கு அதை ஃபீல் பண்ணுவார் அல்ல லூயா எதற்கு தெரியுமா to see to make you see the great harvest I mean இதெல்லாம் விளைச்சலுக்கு முன்னாடி உள்ள ப்ராசஸ்ஸுங்க லேண்டை ப்ராசஸ் பண்ணுறதும் அதை கத்தர் பிளேஸ் பண்ணுறதும் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதும் அதுக்கப்புறம் சீடை கொடுக்கறதும் அந்த சீடை நீங்கள் விதைக்கிறதும் விதைச்ச பிறகு வரப்புகள் தனியத்தக்கதாய் நீர் பாய்ச்சப்படும் நான் சொல்கிறேன் கத்தர் நீர் பாய்ச்சுவார் ஐ மீன் நீங்கள் வற்றாத அலலூய தோட்டத்தை போல் இருப்பீங்க வா வாக்குத்தத்தை வசனம் நான் நீர் பாய்ச்சுவேன் நான் நீர் பாய்ச்சும் தோட்டம் வற்றாத அலலூய தோட்டம் வற்றாத நீருற்று வற்றாத நீருற்று வளமையான செழிப்பான ஒரு தோட்டத்தை போல கத்துறவங்களை மாற்றுவாராக வளமையான தோட்டத்தை போல கத்துறவங்களை மாற்றுவாராக ஐ மீன் அப்போது எல்லாம் can we are stand to feet எல்லாம் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் எந்த காரியத்துக்கு அனுப்பும் போதும் ஆஃப் பேக்டாக அனுப்ப மாட்டார் நம்ம ஊரில் சொல்லுவாங்க அரை வேக்காடு புரியுதுங்களா அறவேக்காடு வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ப பழம்லாம் என்ன பிஞ்சிலேயே வாங்க அறவேக்காடு இல்லை அப்படி தானே சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது சில சில க நேற்று கரும்புலாம் பார்த்தேன் ஒரு ஒரு சில கரும்புலாம் ரெண்டு கலர் மிக்ஸ்டாக இருந்துச்சு அறவேக்காடு ஆஃப் <laughs> பேக்ட் முழுமையுமாய் வரப்புகள் தனிஞ்சாத்தாங்க முழுமையுமான விளைச்சல் ஆமையினால அப்போ ஆண்டவர் சொல்கிற second I will make sure it's fully packed I make sure அலலூயா I will fill it to the brim I mean முழுமையுமாய் வரப்பு தனியத்தக்கதாக நிறைச்ச பிறகு தான்ப்பா என்ன பண்ணுவேன் உனக்கு விளைச்சலை கொடுப்பேன் நான் உனக்கு விளைச்சலை பார்க்க வைப்பேன் நான் ஆமே நல்ல I will fill it to the brim அலலியா விளைச்சலுக்கு அடுத்து முன்னாடி உள்ள ஸ்டேஜ் இது I will fill it to the வரப்புகள் தனியத்தக்கதான ஒரு தண்ணீர் ஆனவர் ஊழியத்துக்கு அனுப்புகிறாரு சபையை கட்டுவேன் சொல்லிட்டு இந்த பேதர் மேலே சொல்லிட்டாரு சீஷர்கள் மேலே சொல்லிட்டாரு இ மேட் ஷுவர் பரிசுத்தாவியால் நிரப்பப்படுற வரைக்கும் காத்துருங்க சொன்னாரா இல்லையா போயிடாதீங்கப்பா இயேசுவை பார்த்துட்டோம் கூடவே மூணு வருஷம் இருந்தோம் கற்றுக்கிட்டோம் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் போய் நம்ம ஆரம்பிச்சிடலாம் வெயிட் <laughs> சொன்னாரா இல்லையாங்க wait till I fill you நிரப்புவார் நிரப்புற வரைக்கும் விளைச்சல் இல்லை நிரப்புறதுக்கு முன்னாடியே போனால் அரை குறை ஆஃப் பேக்டு ஆமின்னு சொல்லுங்கள் he will fill it to the brim ஆமீன் he will fill it to the brim ஸ்தேவான் ஆறாம் அதிகாரத்தில் வசனம் போட்டிருக்கு அவன் பரிசுத்தாவியால் நிறைந்தவனாய் என்ன போட்டிருக்குங்க ஸ்தேவான் என்ன பண்ணாராம் ஏழு பேர் அவரை பற்றி மட்டும்தான் போட்டிருக்கு பந்தி விசாரிப்பில் அவரை பற்றி பரிசுத்தாவியால் நிறைந்தவராய் அமீன் நிரப்புவார் வேலை செய்ய வைக்கிறதுக்கு முன்னாடி கனியை பார்க்க வைக்கிறதுக்கு முன்னாடி அலலுயா விளைச்சலை பார்க்க வைக்கிறதுக்கு முன்னாடி காட் வில் மேக் ஷுவர் அலலுயா நான் நிரப்புவேன் நான் நிரப்புவேன் என்று நான் கண்களை மூடி அப்படியே கத்துடைய பிரச்சனை அலலு அப்படியே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே மை துதிக்கிறோம் ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் சொன்னீங்க என் நிலம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் என் நிலம் தன் விளைச்சலை தரும் ஆண்டவரே இந்த விளைச்சல் ஆண்டவரை நீர் வர்த்திக்க செய்வீர் இதற்கு முன்பாக நீங்கள் பண்ணுற இந்த ப்ராசஸ் அப்பா அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் to place you to prepare you and to fill you till the brim அல்லையா வரப்புகள் தனியத்தக்கதாக தண்ணீர் பாய்ச்சின பிறகு தாங்க அடுத்த ஸ்டெப்பு விளைச்சல் அடுத்த ஸ்டெப்பு விளைச்சல் தேங்க்யூ லா நன்றி ஆண்டவரே மக்கு நன்றி கர்த்தாவே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா அந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்ப்பா ஆண்டவரே இந்த ப்ராசஸை நாங்கள் ஸ்கிப் பண்ண விரும்பலாம்ப்பா wherever you place you Lord Lord we will bloom wherever we are place ஆண்டவரே நீங்கள் வைக்கிற இடத்துல நாங்கள் ப்ளூம் ஆவோம்னு சொல்லுங்கள் நீங்கள் எங்கே வைக்கிற இடத்துல நாங்கள் ப்ளூம் ஆவோம்ப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே தயவை காண்பிப்பீர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே எங்கள் வரப்புகள் தனியே தக you will fill it to the brim then the harvest begins ஆமே நல்ல அன்பின் பரலோக பிதாவை சர்வ தேவனே நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா இன்றைக்கும் ஆண்டவரை கேட்ட சத்தியத்திற்கு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் முழுமையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்கள் நிலம் எங்கள் குடும்பம் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை இந்த நிலம் தேவனால் ஆசீர்வாதம் பெறும் இந்த நிலம் தேவனால் ஆசீர்வாதம் பெறும் ஆண்டவரை அதற்கு நீ நடத்துகிற பாதைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் வந்த அனைவரும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே நீர் இன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே விளைச்சலை காணும் ஒரு மாதமாய் வருடமாய் நாட்களாய் இந்த வருடம் ஆண்டவரே எங்கள் சபைக்கு எல்லா குடும்பத்திற்கும் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அனைவரையும் வாழ்த்துக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த புதிய வாரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த புதிய வாரத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அனைவரும் துவங்குகிறோம் இந்த வாரம் நன்மையின் வாரமாய் ஆசீர்வாதத்தின் வாரமாய் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆண்டவரே நிறைவேறு இருக்கிற சித்திக்கிற வாரமாக இந்த வாரம் இருக்கட்டும் ஆண்டவரே ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பலவீனமாக இருக்கிறவங்க ஃப்ளூ காஃப்காக ஜெபம் பண்ணுற இயேசுவின் நாமத்தினால அப்பா நீ தொட்டு சுகப்படுத்துங்க நீண்ட நாட்கள் தொடர்ந்து ஆண்டவரே துன்புறுத்தி கொண்டு இந்த காஃப்காக ஜெபம் பண்ணுறேன் இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த காஃப் இயேசுவின் நாமத்தில் நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த சப்ரஸ் பண்ணுங்கப்பா ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்கை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீ சுகப்படுத்துகிறதற்காக நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் சகல துதியும் கனமும் மகிமையுமக்கு ஏறெடுக்கிறோம் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் இந்த கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் அந்யூனி ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக எல்லாம் ராமின்னு சொல்வீங்களா ஆமே நாளிலேயே may God bless you all கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் வேகமாக இந்த இடத்தை விட்டு நம்ம அடுத்த ரூம் கலைஞ்சு செல்வோம் ஏன்னா அவங்க அடுத்த சர்ச் செட்டப்புக்காக வேகமாக வில் வில்